உங்கள் திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு திரைப்படம் மகாநதி அந்த படத்துக்கு நீங்கள் எப்படி தேர்வானீங்க அப்படின்னு கமல்ஹாஸ் எப்போ சொல்லியிருக்காரா ஆக்சுவலாக <laughs> முதல்ல ஒரு ப்ரோக்ராம் போக வேண்டியது சிங்கப்பூருக்கு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இண்டஸ்ட்ரி மகாநதிக்கு நம்ம முன்னாடி பட் uh, அது ப்ரோக்ராம் பண்ண முடியல ஏன்னா ரிஹர்சல்ஸ் எல்லாம் சிங்க் ஆகலை so I in go so I thought அதுக்கப்புறம் கமலோட ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சேன் அப்படி அவரோட வேற ஒரு ப்ரோக்ராம் இருந்ததா ஒரு சிங்கப்பூரில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று கேட்டிருந்தேன் ஸ்டார் நைட் அவரோட ஸோ அது ரிஹர்சலுக்கு என்னால் போக முடியல I could give only three rehearsals ஏன்னா ஐ ஷூட்டிங் முக்காவாசி கோபிச்செட்டிப்பாளையம் பொள்ளாச்சி இங்கெல்லாம் தான் அண்ட் uh, அந்த இதில் பட் ஐ செட் uh, காலையில் அஞ்சு மணிக்கு நான் ஒர்க் பண்ணுறேன் and I don't mind working earlier or late ஹவர்ஸ்னால் அந்த த்ரீ டேஸ் நான் ஃபுல்லாக கமிட் பண்ணிக்கிறேன் but I don't think it was possible so I tend to அதனால் இனி வாய்ப்பு வராது அப்படின்னு நினச்சேன் பட் மகாநதியும் பண்ணேன் இந்தியனும் பண்ணேன்